hello guys welcome to Madan gaming இப்போ நம்ம பார்க்க போகிறது பிவிஎஸ் கேமிங்கோட ஐடி இது ரியலான ஐடி தான் ஃபேக் ஒன்றும் இல்லை ரியலான ஐடி தான் six three seven two double five eight one இப்போ பாருங்கள் பிவிஎஸ்என் வந்தது நீங்கள் ஃபேக்கு நினச்சிங்கன்னா அங்கே கீழே பாருங்கள் பிவிஎஸ் கில்டு வந்து பிஎஸ் ஆர்மின்னு இருக்குது ரிக்வெஸ்ட் வந்து ஃபுல்லாகுது இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ பிவிஎஸ் கரண்ட் பண்டல் இதுதான் கரண்ட்டான பண்டல் இதுதான் இப்போ இந்த பண்டல் தான் போட்டிருப்பாரு பிவிஎஸ் செவன்ட்டி லெவல் லைக் வந்து பத்தாயிரத்தி லைக்ஸ் இருக்குது ভিডিও ரிக்வெஸ்ட் করতে পারো না ஃபுல்லாக இருக்குது கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை நியூ சேனல் பக்கத்தில் பெல் இருக்கும் தாளன்னு கொடுத்து வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்